சிறு குழந்தைகளுக்கான ஒரு பயனுள்ள திறன் என்பது அளவுகளை ஒப்பிடுவது இதை செய்வதற்கான ஒரு வழி பெரிய மற்றும் சிறிய பொருட்களை பற்றி பேசுவதாகும் நீங்கள் சில மரங்களை கண்டால் உங்கள் பிள்ளையை மிகப்பெரிய மரத்தை சுட்டிக்காட்டும்படி கேட்கலாம் பின்னர் அவர்கள் சிறிய மரத்தை சுட்டிக்காட்டலாம் இதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் பிள்ளையிடம் ஒரு குறிப்பிட்ட வகை பொருளின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அளவை கண்டுபிடிக்கச் சொல்லுங்கள் இதை செய்வதன் மூலம் பொருட்களை ஒப்பிட்டு பார்க்கும் திறனை வளர்த்து கொள்ள அவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள்